ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்தா வந்து சொன்னா என் மனைவி கோபித்து கொண்டு மாமியார் வீட்டிற்கு போய்விட்டாள் நான் இப்பொழுது இந்த ஜெபத்திற்கு தொடர்ந்து வருகிறேன் நன்றாக ஜெபிக்கிறேன் எவ்வளவோ நான் மாறிவிட்டேன் என் மனைவியினிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன் நான் எவ்வளோ மாறிவிட்டேன் ஆகையினாலே திரும்ப வான்னு சொல்லுகிறேன் அவன் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான் பல குடும்பங்கள் பிசாசுக்கு இரையாகிறது தேவனுடைய சேனையில் நின்று ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபிக்காததினாலே நாம் தேவனுடைய சேனையில் இருக்கிறோம் என்பதை உணராததினாலே பல குடும்பங்கள் இப்படி சிதைவுக்குள்ளே சீரழிவுக்குள்ளே ஆகிறது பைபிள் சொல்லுகிறது என்ன கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் திருமணத்தை மட்டும் சொல்லவில்லை எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறார் அதில் திருமணம் மிக முக்கியமான ஒரு காரியம் கடவுள் அவர்களை இணைத்து விட்டால் மனிதர்கள் பிரிக்கக்கூடாது இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிற சில பிள்ளைகள் ஆணோ அல்லது பெண்ணோ பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலே பிசாசுகள் அவர்களை மேற்கொள்ளுகிறதுனாலே இந்த பிரிவினை எண்ணங்கள் அங்கே உள்ளவர்களிடம் மத்தியிலே வருகிறது ஆமே அது குடும்பங்களிலே இப்படி பிரிவினைகளை பிசாசு உண்டு பண்ணுகிறது அதே போல தான் ஊழியங்களிலும் ஜெபத்திலும் திருச்சபையிலும் தேவன் உங்களை ஒரு திருச்சபையில் வைத்திருக்கிற பொழுது கடவுள் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார் வேறு ஒரு சபையை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஜெபக்குழுவில் நீங்கள் இருக்கிற பொழுது இன்னொரு குழுவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் உங்களை எங்கே இணைத்து வைத்திருக்கிறாரோ அதில் மனிதர்கள் கிரியை செய்து பிரிவினையை கொண்டு வரக்கூடாது ஆமே எப்பொழுது பிரிவினைகள் உண்டாகிறது என்றால் அங்கே சில பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு அடிமையாகி போகும் பொழுதுதான் பிசாசு அவர்களை தங்கள் கைகளில் கொண்டு பிரிவினை வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது